வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா November twenty four Wednesday so இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு பையிங் ட்ரெண்ட் பையிங் மோட் தான் ஃபுல் மார்னிங் மார்க்கெட்டே வந்து ஏறிட்டே தான் ரைசிங்லேயே தான் இருந்துச்சு ஸோ அந்த ரைசிங் மார்க்கெட் பையிங் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆச்சு இந்த யூரோப்பியன் மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்லாம் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படி நமக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு செல்லிங்காக வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்றதை இந்த சார்ட் நமக்கு இன்டிமேட் பண்ணுறதுக்காண்டி கேண்டில்னுடைய கலரை பாருங்கள் ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு இப்போ ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு sell at thirty seven thousand seven hundred and sixty nine point ninety so இதுதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டி டூக்கு வந்திருக்க செல் என்ட்ரி பாயிண்ட் அதுக்கு கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இதில் நம்ம எதிர்பார்க்குற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty seven thousand six seventy five point fifty அதாவது தேர்ட்டி செவன் செவன் சிக்ஸ்டி நைனில் வந்தது சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவை பிரேக் அவுட் பண்ணுதா ஒரு நைன்ட்டி பாயிண்ட் ப்ராஃபிட் வந்து கிடைக்குதான்றது தான் நாம் வந்து வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு வந்திருக்க இந்த கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜென்ரேட் ஆகி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை வந்து ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு thirty seven thousand seven sixty nine point நைன்ட்டியில் வந்த செல் கால் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக டவுன் சைடில் இறங்கி thirty seven six fifty range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போயிருக்கு செல் கால் அதுக்கப்புறம் நமக்கு ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆனாலும் அகைன் ஒரு டூ ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் சைட் அந்த டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் செல் கால் வந்து செகண்ட் டாரட் வரைக்கும் ரீச் கொடுத்துருக்கு ஸோ அதனால் நம்ம இப்போ புட் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணுறோம் bank nifty thirty eight thousand three hundred put option tomorrow expiry ஆக போகிறது தேர்ஸ்டேயில் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி ஃபோரில் பை கால் வந்திருக்கு வந்தது வந்து நல்லா செவன் ஃபிஃப்டி வரைக்கும் நமக்கு வந்து ஷோ பண்ணுது மார்க்கெட்னுடைய மூமெண்ட் நல்ல ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்றனால தான் நமக்கு வந்து மோர் தேன் ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் மூமெண்ட் வந்து நல்லாவே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆகி மூவ் மூவ் பண்ணுச்சு இதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி பை கால் இந்த பை கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட்னுடைய ஓப்பனிங்லேயே வந்து வந்துருந்துச்சு ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஜஸ்ட் ஓப்பனான ஒன் மினிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பை கால் வந்து ஜெனரேட் ஆச்சு அப்போ ஜெனரேட் ஆன பை கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஸ்டாப் லாஸ் வந்து டச் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு ரைஸ் ஆகி ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுச்சு அதுக்கடுத்து செகண்ட் டாரட் அந்த மாதிரி மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் கண்டினியூஸாக வந்து ரைஸ் ஆச்சு ஸோ ஓப்பனிங்லேயே